Hello friends, பொதுவாக நம்ம சாலையில் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சோம்னா அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோடுகள் வந்து போட்டிருப்பாங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கோடுகள் வந்து தொடர்ச்சியாக போடப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதே வெள்ளை கலர் கோடு கொஞ்சம் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க இடைவெளி விட்டு போட்டிருப்பாங்க ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே கோடுகள் மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைனா வந்து ரெண்டு லைன்ஸ் வரும் தொடர்ச்சியாக வந்து ரெண்டு லைன் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கோடுகள் வந்து வேறுபடும் ஸோ அந்த கோடுகளுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கான அர்த்தம் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறீங்கன்னா நீங்கள் போகிற அந்த ரோட்டில் ஒயிட் கலரில் தொடர்ச்சியாக ஒரே ஒரு லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த லைனுக்கான அர்த்தம் என்னென்னா நீங்கள் வந்து எந்த வித வாகனத்தையும் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லை அந்த போட்டிருக்கிற ஒயிட் கலர் லைனை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணாமல் ஓட்டணும் அதாவது அந்த லைனுக்குள்ளே எந்த வித வாகனத்தையும் வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணாமல் டிரைவ் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த லைனுக்கான அர்த்தம் இன்னும் ஒரு சில ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைனையே விட்டு விட்டு போட்டிருப்பாங்க அதாவது இடைவெளி விட்டு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இடைவெளி விட்டு போட்டால் என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து முன்னாடி போகிற வாகனத்தை ஓவர்டேக் பண்ணலாம் எப்பன்னா எதிர்க்க எந்தவித வாகனமும் வரல அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது யாருக்கும் எந்த பாதிப்பும் அடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் முன்னாடி போகிற வாகனத்தை வந்து ஓவர்டேக் பண்ணி நீங்கள் வந்து போகலாம் அப்படின்றது தான் அந்த லைனுக்கான அர்த்தம் இல்ல நான் போற அந்த ரோட்ல மஞ்சள் கலர்ல தொடர்ச்சியா ஒரே ஒரு லைன் போட்டிருக்காங்களே அந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மஞ்சள் கோட்டை தாண்டாம அதாவது அந்த மஞ்சள் கோட்டை கிராஸ் பண்ணாம நீங்க அந்த லேண்ட்குள்ளேயே அதாவது அந்த பாதையிலேயே வந்து உங்க முன்னாடி போற வாகனத்தை சைட் மிரர் பார்த்து எந்த வாகனமும் வரல அப்படின்ற பட்சத்துல உங்க முன்னாடி போற வாகனத்தை வந்து நீங்க ஓவர்டேக் பண்ணி போகலாம் அப்படின்றது அந்த லைனுக்கான அர்த்தம் ஒரு சில ரோட்லலாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரில் தொடர்ச்சியாக ரெண்டு கோடுகள் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து எந்த வாகனத்தையும் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது அதே மாதிரி அந்த ரெண்டு லைன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதையும் வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடாது நீங்கள் எப்படி வாகனத்தை டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் டிரைவ் பண்ணணும் இந்த மாதிரி கோடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ரோட்லையும் வளைவு நிலைவுகள் வந்து அதிகமாக இருக்கிற பகுதியிலையும் மலைப்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அதிகமாக ஸோ அந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் யாரையும் ஓவர்டேக்கும் பண்ணக்கூடாது அந்த லைனையும் வந்து கிராஸ் பண்ணி டிரைவ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அர்த்தம் இல்லை நான் போகிற ரோட்டில் மஞ்சள் கலரில் ரெண்டு கோடு போட்டிருக்காங்க பட் ஒரு கோடு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க இன்னொரு கோடு பார்த்தீங்கன்னா இடைவெளி விட்டு விட்டு போட்டிருக்காங்க அதுக்கான அர்த்தம் என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக போட்டிருக்கிற சைடு வந்து போகிறீங்க அதாவது நீங்கள் போகிற சைடில் மஞ்சள் கலரில் கோடு வந்து தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைனையும் கிராஸ் பண்ணக்கூடாது எந்த வாகனத்தையும் ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது இல்லை நான் அதுக்கு பக்கத்தில் அதாவது இடைவெளி விட்டு விட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த சைடு போயிட்டுருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த லைனை கிராஸ் பண்ணாமலே அந்த லேண்ட்குள்ளேயே அதாவது அந்த பாதையிலேயே வந்து நீங்கள் உங்க முன்னாடி போகிற வாகனத்தை வந்து ஓவர்டேக் பண்ணி போகலாம் அப்படின்றது தான் அர்த்தம் அண்ட் ஃபைனலாக நிறைய ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டுடைய சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து தொடர்ச்சியாக போட்டிருப்பாங்க இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த மாதிரி லைன் வந்து எதுக்கு போடுறாங்கன்னா அப்படின்னா அந்த லைனை கிராஸ் பண்ணி நீங்கள் பைக்கோ காரோ எந்த வாகனத்தையும் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டக்கூடாது எதுக்காக அந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த லைனுக்கு அப்புறமா ஏதோ ஒரு தாழ்வான பகுதியோ இல்லை கரடுமுரடான பகுதியோ வந்து இருக்கும் ஸோ அப்படி இந்த லைனை கிராஸ் பண்ணி நீங்கள் வாகனத்தை இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து அந்த லைனை போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரோடுடைய சைடு சைடில் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் அந்த லைனை கிராஸ் பண்ணாமல் ஓட்டுறது தான் நல்லது நன்றி